நம்ம வீட்டுக்கு போகும்போது பஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் பஸ் ஸ்டாப் இங்கே குட்டி பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது ஆமாம் இருட்டுச்சு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாங்கி பாயிண்ட் ஃபெரி டெர்மினலுக்கு வந்திருக்கோம் இந்த ஃபெரி டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவும் வந்து எடுக்கக்கூடாது எத்தனை பேர் போகிறாங்க மட்டும் கேட்டுப்பாங்க இங்கே வந்து டிக்கெட்ஸும் நம்ம வந்து இங்கே வாங்க வாங்க வேண்டாம் நம்ம டைரக்டா வந்து போட்டில் போகும்போது அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு வந்து ஃபோர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து நைட் செவன் ஓ கிளாக் வரைக்கும் லாஸ்ட் போட் வந்து நைட் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டுவெல் மெம்பர்ஸ் கிட்ட வந்து போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பேர் இருந்தோம் ஆனால் கிட்ஸ் இருந்ததுனால ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகிறோன்னா நம்ம வந்து ஒரு போட்டாக அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரே ஃபெரியில் ஏற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போட்டில் வந்து ஏறிட்டோம் குலாபின் ஐலண்ட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இந்த போட் ரைடு இந்த அங்கிள் தான் வந்து நம்மளை வந்து கூட்டு போக போகிறாரு இன்னைக்கு அப்புறம் புலாவின் ஐலாண்ட் பற்றி சொல்லணும்னா நேச்சர் லவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச இடமா இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி போவாங்க நாங்களும் அது மாதிரி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு கேம்பிங்கும் வந்து அங்கே நிறைய பேர் பண்ணுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேம்பிங் வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க அப்போ நம்ம தான் போனோம்னு நினைக்கிறேன் 啊！ <laughs> ட்ராலி ட்ராலி எடுத்துக்கங்க ட்ராலி எடுத்து Hello, Ronda Chula. Ah. ஃபிஷ்ஷா யா தட் இஸ் ஃபிஷ் ஸ்னேக் மாதிரி இருக்கு நீடில் ஃபிஷ் நினைக்கிறேன் இது நீடில் ஃபிஷ் கரெக்டா நீடில் மாதிரி இருக்கு வெல்கம் டு புலாவ் பீன் அண்ணா தான் மிஸ் பின்னாடி போய் நின்ட்டாரு நீங்க வரமாட்டீங்கல்ல ஓகே இங்கேயோ ஒரு ஃபுட் கோர்ட் என்னெல்லாம் இருக்கு போட்டிருக்காங்க இதை பார்த்தே வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஓகே சரி வாங்க போகலாம் ஆ கேம்ப் ஒன் டூ இருக்கு ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா போட்டிருக்காங்க க்ரௌட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வர ஆரம்பிச்சிருக்காங்க பைசைக்கிள் ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து நிறைய ஐலண்ட் ஃபுல்லாக சுற்றலாம் பைசைக்கிளாக பார்த்துக்கலாம் this one how much? This one 13. 13 dollars. Yes. 12. Hola ma. Amma cycle odi ni. Ayyo. mama. Hi, yes. Hi. காணுமா மழை பெய்யுதா ரொம்ப நாள் ஆச்சு சைக்கிள் ஓட்டி கொஞ்சம் அந்த ஸ்லோப்லாம் வரும்போது பயங்கரமாக இருக்குது சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல் டே வந்து நம்ம ஐலாண்டில் யூஸ் பண்ணலாம் சாயந்தரம் போகும்போது வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஸோ ஜாலியாக வந்து சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணலாம் வாங்க போகலாம் காட்டுங்க சொல்லுவேன் கை பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல நல்ல வலி கை காலம் நல்லா தேய்ச்சிருச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தோம் மழை அப்போ வந்து கண்டிப்பாக சைக்கிள் எடுக்காதீங்க மழை அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைக்கிள் எடுக்காதீங்க சைக்கிள் எடுத்தாலும் பார்த்து போங்க நிறைய ஸ்லோப் மாதிரிலாம் இருக்குது பார்த்து போங்க